என் இனிய தமிழுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் ஆயோருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் மா அருண்மணி காந்தி நான் ஏழாம் வகுப்பு எஸ்ஆர்எம் மேல்நிலை பள்ளியில் படிக்கின்றேன் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வருகிறார்கள் இந்த நிலை பெரும் நகரங்களில் நடைபெறுகிறது ஆனால் கிராமத்தில் வசிக்கும் மாணவர்களுக்கு இது கூட சாத்தியமே இல்லை ஏனென்றால் விவசாயத்தையே நம்பி விழக்கும் விவசாயிகள் தன் குழந்தைகளின் வயிற்றையும் தன் வயிற்றையும் நிரப்பவே போதிய வருமானம் இல்லை இதில் எப்படி விலை உயர்ந்த பேசியை வாங்கி தர முடியும் சாத்தியமே இல்லை அது மட்டும் அல்லாமல் ஆன்லைன் வழி கல்வி என்பது மாணவ போகிறது அது மட்டுமல்லாமல் நேரில் சென்று கல்வி கற்கும் போது மாணவ மாணவிகள் ஆசிரியர்களிடம் தனக்கு நேரும் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த ஆன்லைன் வழி கல்வி அதற்கு மாறாக உள்ளது அது மட்டுமல்லாமல் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இடையே பேசி சிரித்து கலந்துரையாடும் வாய்ப்பும் இல்லை சரி சக நண்பர்களுடனும் பேசி சிரித்து கலந்துரையாடும் வாய்ப்பும் இல்லை